அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு வெல்கம் டு ரொம்ப ஈஸி நான் உங்கள் முகமது ரியாஸ் யூடியூப் வந்து கூகுளோட ஒரு ப்ராடக்ட்டுங்க world number two search engine YouTube கூகுளுக்கு அடுத்தபடியாக கூகுள் நம்பர் ஒன் கூகுளுக்கு அடுத்தபடியாக உலகத்திலேயே அதிகமான நபர்கள் தேடப்படுற ஒரு வீடியோஸாக இருக்கட்டும் எந்த சப்ஜெக்ட் எனி சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க யூடியூப்பில் உங்களுக்கு கிடைக்கும் கூகுள் வந்து ஆரம்பித்த சில சொற்ப நாட்களில் சொற்ப வருடங்கள்லேயே வந்து மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அது கூட இருந்த எல்லா சர்ச் இன்ஜினையும் தூக்கி சாப்பிட்டு இன்றைக்கி சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொன்னாவே கூகுள் தான் வேறு யாஹூ சர்ச்சு மைக்ரோசாஃப்டோட பிங்கு அதே மாதிரி ஆஸ்க் டாக் dot com duck duck go இப்படி எத்தனையோ சர்ச் இன்ஜின்ஸ் இருந்தாலும் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு சர்ச் இன்ஜின்னு சொன்னாவே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதை சொல்லுவோம் கூகுள் சர்ச் இன்ஜினை தான் சொல்லுவோம் இமெயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிமெயில் தான் ஒரே ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டே போதும் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சுக்கிட்டு கூகுளோட எல்லா ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கூகுளோட யூடியூபுக்காக இருக்கட்டும் ஜிமெயிலுக்காக இருக்கட்டும் அதே மாதிரி மற்ற கூகுளோட எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் all in one password user name password வச்சுக்கலாம் வேற அது கூட இருந்த Yahoo mail Rediff mail AOL mail இது மாதிரி எல்லா மெயிலையும் தூக்கி சாப்பிட்டு கூகுள் தான் இன்றைக்கி வந்து டாப் ஒன் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்துக்குங்க ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்மார்ட் ஃபோனுடைய மார்க்கெட்டையே பிடிச்சிருச்சு இன்றைக்கி ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் வந்து ஆண்ட்ராய்டு போட்டியாக ஆப்பிள் ஒன்று தான் இருக்குது Apple operating system Apple iPhones இருக்குது இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னாவே எல்லார் கையிலையும் இருக்கிறது கூகுளோட ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தாங்க இருக்குது கூகுள் க்ரோம் ப்ரௌசர் இன்றைக்கி எல்லா ப்ரௌசரையும் மற்ற ஃபயர் ஃபாக்ஸு வேறு வேறு வேறு ப்ரௌசர்ஸ் எல்லாம் தூக்கி சாப்பிட்டு இன்றைக்கி வந்து கூகுள் க்ரோம் ப்ரௌசர் தான் வந்து நம்பர் ஒன் கொடிகட்டி பறந்துட்டு இருக்குது இப்படி கூகுளுடைய ப்ராடக்ட்ஸையும் கூகுள் கம்பெனியும் அதனுடைய வளர்ச்சியும் பற்றி சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க உலகம் முழுவதும் எல்லா நாடுலேயும் மிகப்பெரிய பெரிய சர்வர்ஸை வச்சு யூஎஸ்ஏ யூஎஸ்ஏ பேஸ்டு கம்பெனி கம்பெனியாக இருந்தாலும் எல்லா நாடுகள்லையும் சர் சர்வர்ஸ் வச்சு பல சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்குது இருக்குது நீங்கள் அந்த கூகுளில் யூடியூபராக இருக்கிறீங்க ஒரு அதனுடைய ஒரு ப்ராடக்டோடைய ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு சிறப்பான விஷயங்க இன்றைக்கி நம்ம யூடியூபர் செய்யக்கூடிய தவறுகளுடைய பார்ட் டூ பார்க்கலாம் யூடியூபர்ஸு இந்த தவறை செய்யாதீங்க எந்த கூகுளுடைய ப்ராடக்டையும் நீங்கள் வந்து உங்கள் யூடியூப் வீடியோலையோ சே சேனல்லையோ வந்து டீ ப்ரொமோட் பண்ணக்கூடாது அது கூகுளுடைய எதாக இருந்தாலும் சரி கூகுளுடைய ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப்பாக இருந்தாலும் வேறு வந்து கூகுளுடைய ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை என்ன செய்யக்கூடாது அதை வந்து குறைச்சி மதிப்பு பண்ணக்கூடாது அதே மாதிரி கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து ஏதோ ஒரு வைலேஷனுக்காக ஒரு ஆப்பை ரிமூவ் பண்ணிட்டாங்க ஒரு ஆப் இல்லை அந்த ஆப்பை பற்றி என்ன பண்ணக்கூடாது அந்த ஆப்பை நீங்கள் வேறு எங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாதுங்க இப்போ நம்ம பகுதியில் நம்ம நாட்டில் தமிழ் ராக்கர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்கு தடை இருக்குது எல்லா டெலிகம்யூனிகேஷன் எல்லாம் இதுலேயும் நீங்கள் எந்த இதில் போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து யூடியூப் தமிழ் டாக்கர்ஸ்க்கு போக முடியாது நம்ம பகுதியில் தடை இருக்குது ஆனால் இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு தமிழ் டாக்கர்ஸ்லேருந்து நியூ மூவிஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அந்த வெப்சைட்டுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி இல்லீகலான ஆக்டிவிட்டீஸை சொல்லி கொடுக்கக்கூடாது அதே மாதிரி crack software hacking hacking tutorial SQL injection எப்படி பண்ணுறது அடுத்தவங்க வெப்சைட்டுக்குள்ளே எப்படி போகிறது அடுத்தவங்க இமெயில் எப்படி ஹேக் பண்ணுறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரியான ட்ரைனிங்கோ இது மாதிரியான ஃபிஷிங் இதெல்லாம் சொல்லித்தர்றது ரொம்ப வந்து தவறு இது மாதிரியெல்லாம் உள்ளதை சொல்லித்தரக்கூடாது அதே மாதிரி உங்கள் சேனலில் லிங்க் போடுறீங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டு யூடியூப்பை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிடுறீங்க நீங்கள் அந்த யூடியூப் ஆப்பை விட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வேறு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டு கூட்டிகிட்டு போயிடுறீங்க இந்த மாதிரி வெப்சைட்டு கூட்டிகிட்டு போகிறது இல்லாமல் சில வேறு வெப்சைட்டுக்கு போய் அங்கே போய் அது ஃபிஷிங் அட்டாக்கா அது வந்து மால்வேர்ஸ் இருக்குது அங்கே எதையாவது டவுன்லோடு இருக்குதுன்னு டவுன்லோட் பண்ண சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேருந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க இந்த சாஃப்ட்வேர் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறீங்க சப்போஸ் அங்கே போனாங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு வைரஸோ ஒரு இதோ அதுலேருந்து அவங்க உங்கள் வியூவர்ஸ் டவுன்லோட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அதனால் உங்கள் வீடியோவுக்கு பாதிப்பு வரும் உங்கள் சேனலுக்கு பாதிப்பு வரும் நீங்கள் வந்து வைரஸ் இருக்கிற வெப்சைட்டுக்கு வழிகாட்டி கொடுக்குறீங்க அதனால் உங்கள் வியூவர்ஸ்க்கு வந்து வைரஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் வந்து யூடியூப் உங்கள் வீடியோவை டெலிட் பண்ணிடும் உங்களுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுக்கும் இது மாதிரி விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி ஷார்ட் அண்ட் யூஆர்எல் ஒரு ஒரு லிங்கை வந்து அதோட ஒரிஜினல் நேம் இல்லாமல் ஷார்ட் பண்ணி கொடுத்தா அதில் ஒரு ஏர்னிங் வருதுன்னு சொல்லி யூ சே லிங்க்கை வந்து ஷார்ட் பண்ணி ஷார்ட் அண்ட் யூஆர்எல்லாம் லிங்க்கில் கொடுத்துருவாங்க பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படி ஷார்ட் அண்ட் யூஆர்எல் கொடுத்து போகிறது ஜென்யூனான வெப்சைட்டாக இருக்கும்போது ப்ராப்ளம் இல்லைங்க வேறு வேறு புது வெப்சைட்டில் போய் நமக்கு நிறைய பைசா கமிஷன் தரான்னு சொல்லிட்டு ஷார்ட் யூஆர்எல் ஷார்ட் அண்ட் பண்ணி போடும்போது அதனாலையும் ப்ராப்ளங்கள் மேபி வரலாம் இன்னொன்று இருக்குது பப்ளிக் பிளேசஸ் போய் பிளாக் பண்ணுறவங்க ஷாப்பிங் ஹால் போடுறோம் அதே மாதிரி ட்ராவல் பிளாக்ஸு இல்லை ஒரு ஹோட்டல் ரிவ்யூ பண்ண போகிறோம் அங்கே வந்து பப்ளிக் இருக்கிறாங்க யாருன்னே தெரியாமல் உங்களுக்கு தெரியாத ஒரு தேர்ட் பர்சன் முக்கியமாக லேடிஸ் சில்ட்ரன்ஸ் மைனர் குழந்தைக தெரியாமல் வீடியோவில் உள்ளே வந்துடுவாங்க நீங்கள் மார்க்கெட்டை ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருப்பீங்க குழந்தைக வேறு யாராவது தெரியாதவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அவங்க அவங்களுடைய ப்ரைவசி பாலிசி இருக்குது அவங்களுடைய ப்ரைவசி இதனால் பாதிக்கப்படுது நீங்கள் அவங்கள ஷூட் பண்ணி எடிட் பண்ணி உங்கள் யூடியூப் சேனலில் பப்ளிஷ் பண்ணுறது வந்து ரொம்ப தவறு அவங்களுடைய அனுமதி வாங்குறது ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய ஃபேஸை நீங்கள் மாஸ்க் பண்ணிடுறோம் நீங்கள் வாட்டுக்கு ஒரு தேட்டருக்கு போயிருந்தீங்க ஒரு படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு பாப்கார்ன் சாப்பிட்ருக்குறீங்க வேறு ஒரு பையன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருந்தான் நீங்கள் வாட்டுக்கு ஷூட் பண்ணி வீடியோ யூடியூப்பில் போட்டு விட்ருவீங்க இதனால் அவனுக்கு நாளைக்கு பிரச்சனை வரும்ல இதனால் நாளைக்கு அவனுக்கு பிரச்சனை வரும் இந்த மாதிரி வந்து ப்ரைவசி அடுத்தவங்க ப்ரைவசிக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது நீங்கள் ஃபேஸை மாஸ்க் பண்ணி தான் போடணும் என்னங்கப்பா இதெல்லாம் சொல்கிறீங்க ஆனால் எல்லோரும் போட்டுட்டு தானே இருக்கிறாங்க எல்லோரும் வீடியோலையும் மற்றவங்க நடக்கிறவங்க அது இது ஏர்போர்ட்டில் போய் இருக்கிறவங்களெல்லாம் காமிக்கிறாங்க மார்க்கெட்டில் இருக்க சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் காட்டுறாங்க அதனால் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக வந்துச்சு நீங்கள் கேட்கலாம் ஆனால் சட்ட ரீதியாக யாராவது பார்த்து நடவடிக்கை எடுக்கணும் என்ன என்னை வந்து இந்த மாதிரி என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு யூடியூபர் போட்டுட்டாருன்னு சொல்லி சட்ட ரீதியாக ஒருத்தர் நடவடிக்கை எடுத்தாருன்னு சொன்னால் அந்த இடத்துல அது பிரச்சனையாக வரும் முன்ஜாக்கிரதைக்காக இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு முன்ஜாக்கிரதையாக சொல்லிக்கிறேன் அது மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க யூடியூபர்ஸ்க்கெல்லாம் யூடியூப் சேலரி கொடுக்குது வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுக்காக சேலரி வருது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நீங்கள் வீடியோவாக போட்டு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறக்கு யூடியூப் உங்களுக்கு சேலரி கொடுக்குறா யூடியூப் எப்படி கொடுக்கும் எதுக்கு கொடுக்கணும் இல்லை இந்த மாதிரி கூட சிலர் ஆயிரம் வியூஸ் வந்துச்சுன்னா இத்தனை டாலர் இருக்குது ஆயிரம் வியூஸ் ஓடிடுச்சு உங்கள் சேனல்லன்னா மூணு டாலர் ஏழு டாலர் அப்படின்லாம் சொல்லி வெப்சைட்லலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓ நான் இப்போ நான் போடுற வீடியோவை ஆயிரம் பேர் வந்து பார்த்ததுக்காக யூடியூப் எனக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்கணும் எதுக்கு காசு கொடுக்கணும் நினச்சி பாருங்கள் யூடியூப்போடைய ஏர்னிங்ஸை யூடியூப்புடைய வருமானத்தை முதல்ல ஒரு பேசிக்கை புரிஞ்சுக்குங்க யூடியூப்பில் நம்ம வீடியோ பண்ணி போடுறதுக்காக யூடியூப் நமக்கு சம்பளம் தரல யூடியூப் கம்பெனி கூட யூடியூப் கம்பெனிக்கு நீங்கள் வந்து சேலரிக்கு இருக்கல யூடியூப்புக்கும் உங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது ரெவென்யூ ஷேரிங் அப்படிங்கிறது அது என்னன்னு சொன்னால் யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போட்டு அப்லோட் பண்ணுறீங்க உங்கள் வீடியோஸ் பார்க்குறதுக்கு வியூவர்ஸ் வராங்க அந்த வியூவர்ஸுக்கு யூடியூப் வந்து வேறு வேறு கம்பெனிஸில் இருக்கிற ஆட்வேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் யூடியூப்போட ப்ராடக்ட் இருக்குது இந்த யூடியூப்போட ப்ராடக்டில் வேறு வந்து அவங்க அவங்க ப்ரொமோட் பண்ணுறக்காக ஆட்ஸ் கொடுக்குறாங்க விளம்பரத்தை கொடுத்துறா கொடுக்குறாங்க அந்த விளம்பரத்தை உங்கள் வீடியோவோடைய ஃபஸ்ட்டு பிகினிங்லேயும் நடுவுலையும் எண்ட்லேயும் விளம்பரம் காட்டுறாங்க அந்த விளம்பரத்தை காட்டுறதுக்கு இத்தனை பைசா நான் தரேன்னு சொல்லி பிட் பண்ணுறாங்க அந்த அட்வர்டைசர்ஸ் ஒரு ஆட் கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது கூகுள் ஆட்வேர்ட்ஸில் ஒரு ஆட் கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது அந்த அட்வர்டைசர் வந்து ஒரு ஆடு இந்த ஆடை வந்து ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் காமிச்சிங்கன்னு சொன்னால் நான் இதுக்கு இத்தனை ரூபா தரேன் இத்தனை டாலர் தரேன் ஒரு ஆடு காமிக்கிறதுக்கு நான் ஒரு ரூபா தரேன் ரெண்டு ரூபா தரேன் பத்து ரூபா தரேன்னு சொல்லி பிட் பண்ணுறாங்க அப்படி உங்கள் சேனலில் நீங்கள் போடுற வீடியோக்களில் உங்கள் வியூவர்ஸ் வந்து அந்த விளம்பரத்தை பார்க்குறாங்க அதுவும் ஸ்கிப் பட்டனை கிளிக் பண்ணாமல் ஃபுல்லாக ஒரு ஆடை பார்த்தாங்கன்னா அதனால அந்த பிட் பண்ண அந்த பைசா உங்கள் அக்கௌண்ட்டில் சேரும் நீங்கள் வீடியோ போடுறதுனால மட்டும் வருமானம் வர்றதில்லை உங்கள் வீடியோவுக்கு யூடியூப் சேனலும் காசு கொடுக்கறதில்ல யூடியூப்பும் உங்களுக்கு காசு கொடுக்கறதில்ல அட்வர்டைஸர் தர்ற அந்த ஏர்னிங்கில் ரெவன்யூ ஷேரிங் பண்ணிக்கிறோம் சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்ட நமக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் யூடியூப் வச்சுருக்கறனால யூடியூப்பில் அது இருக்கிறனால அவங்களுக்கு யூடியூப்புக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் அப்படின்னு சொல்லி ரெவன்யூ ஷேர் தான் பண்ணிக்கிறோமே தவிர நாம் இப்படி நினச்சக்கூடாது யூடியூப் நமக்கு தருது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இதில் பேசிக் என்னன்னு சொன்னால் ஆட்வேர்ட் அப்படிங்கிற கூகுளுடைய ப்ராடக்ட் தான் யூடியூபருக்கு வருமானத்தை கொடுக்குற ப்ராடக்ட் நீங்கள் அந்த ஆட்வேர்டையே போய் என்ன செய்கிறாங்க ஒருத்தர் சொல்கிறார் ஆட்வேர்டில் நீங்கள் வந்து உங்கள் சேனலை ப்ரொமோட் பண்ணீங்க பைசா கட்டினீங்க ரெண்டாயிரரூவா கட்டி கூட எனக்கு யூஸ் இல்லை என்னோட வீடியோவில் என்னோட சேனலில் இரநூறுவா கொடுங்க நான் வந்து உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார் YouTube already success success product already இதான ப்ராடக்ட்டு தான் ஆட்வர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அதில் ஏதாவது தவறுகள் குறைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் நிறைகள் இருந்தால் நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள் குறைகள் இருந்தால் எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு ஹோட்டலில் எழுதி வச்சுருப்பாங்க நிறைகளை வந்து வெளியே சொல்லுங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் உங்கள் யூடியூப் ப்ரா கூகுள் ப்ராடக்ட்ஸில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து யூடியூப் கூகுளுக்கு வந்து நீங்கள் வந்து சஜஷன் கொடுக்க முடியும் அதை அவங்க சரி பண்ணிக்குவாங்க அப்போ இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம சரி செஞ்சுக்க வேண்டியது இருக்குது இன்னும் இந்த சீரீஸ் இது மாதிரி வந்து இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸை போடலாமா என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்